வந்து நாங்கள் வந்து ஒரு சேலஞ்சோட வந்திருக்கோம் ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச சேலஞ்ச் இது என்ன சேலஞ்ச் ரோகி ஐஸ்கிரீம் சேலஞ்ச் ஐஸ்கிரீம் சேலஞ்ச் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பாவை வந்து நான் வாங்கிட்டு வர சொன்னேன் ரோகிணியோட அப்பா வந்து நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொன்னேன் நாங்கள் வந்து ஐஸ்கிரீமை வந்து பார்க்கல வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது கண்டுபிடிக்கும் போது அதனால வந்து அவர் தான் வந்து எல்லாமே எடுத்து வைக்க போகிறாரு நாங்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு என்ன ஐஸ்கிரீம் சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம் நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஆறு ஐஸ்கிரீம் எடுத்திருக்கோம் இந்த ஆறு ஐஸ்கிரீம்ல வந்து யார் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்க போகுது ரோகி சூப்பராக இருக்க போகுது இது வந்து பார்க்கவும் சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஐஸ்கிரீம் சேலஞ்ச் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது இப்போ வந்து நாங்கள் இந்த துணியை வச்சு ரெண்டு பேருமே கண்ணை கட்டிக்க போகிறோம் அவங்க அப்பா தான் வந்து எங்களுக்கு ஐஸ்கிரீம் வைக்க போகிறாரு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கேமை ரோகிணி கட்டி விட்டுலாம் ஃபஸ்ட்டு தெரியுதா ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் இப்போ ஒரு ஸ்கூப் போடுங்க அதில் இருக்க மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன இருக்கோ அதோடு சேர்த்து போடுங்க இப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் வந்து டேஸ்ட் பண்ண போறோம் ஓகே ம் நல்ல டேஸ்ட் இருக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்குது கண்டுபிடிச்சிட்டியா ஓகே கண்டுபிடிச்சாச்சு ஆனால் எனக்கு ஃப்ளேவர் பிடிக்காது அவ்வளோ ஓகே ஓகே கோ சொல்லு கோகனட் கோகனட் இதில் வந்து கோகோனட்டோட அந்த ஸ்வீட் வந்து அதிகமாக இருக்குது உனக்கு எப்படி இருக்குது ரோகி அதிகமாக தான் இருக்கு ஆமாம் கோகோனட்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது ஆனால் சுகர் வந்து பயங்கரமாக இருக்குது இதில் ஓகே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது கிரீமியா ஸோ யார் வின் பண்ணா ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டு பேருக்குமே ஒன் பாயிண்ட் ஐஸ்கிரீம் ஸ்பூன் எங்க ஓகே ஸ்டார்ட் பண்ண ரோக்கி எப்படி இருக்கு ருக்கி தெரியாம பெருசு பெரிய பீஸா எடுத்து வச்சுட்டேன் அதில் ரொம்ப இதுவா இருக்கு one two three go mango ஆமாம் மேங்கோ எல்லாருக்குமே தெரியும் மேங்கோவா இல்லை பீச்சான்னு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு ஏன்னா வந்து நான் ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டேன் அதனால் எனக்கு அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே தெரியல ஓகே மேங்கோவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன் நான் நீ ஓகே எப்படி கண்டுபிடிச்சேன் மேங்கோ டேஸ்ட் அப்படியே இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா ஆனா பீச் மாதிரியா இருக்கு டேஸ்ட் வந்து நம்ம கண்ண மூடி சாப்பிடும்போது பீச் மாதிரியா இருக்கு இதுதான் இது வந்து சார்பத் சொல்லுவாங்கல்ல அந்த மேங்கோ இது சோபத் மேங்கோ இது நம்மளுக்கு வந்து அது க்ரீமியாக இருக்காது கொஞ்சம் வந்து அது கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் இது ஸோ இதையே நாங்கள் முடிச்சிடுறோம் ஐஸ்கிரீம் எடுத்துக்கோ எங்க இருக்கேன் இருக்கா இந்த வாட்டி கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணலாம் அப்போ தான் வந்து என்ன டேஸ்ட்டுன்னு தெரியுது நிறைய எடுத்தால் வந்து சுத்தமாக அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது ம் கண்டுபிடிச்சிட்டியா இன்னும் வந்து டைம் வேணும் ம் இன்னும் வந்து டைம் வேணும் நல்லா சாப்பிட்டு முடிக்கிறதா நல்லா க்ரீமியாக இருக்குது ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ம் வந்துச்சு வந்துச்சு எனக்கும் சின்ன சின்ன பீசஸ் இருக்குது ஏதோ ம் ஓகே சொல்லாமா சொல்லலாம் one two three go chocolate brownie chocolate பஜ்ஜா ஆ நான் வந்து சாக்லேட் ப்ரௌனி மாதிரி தான் இருக்குது கேக் மாதிரி இருக்குது ஓகே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுதான் கரெக்டாக நினைக்கிறேன் <laughs> என்னது சாக்லேட் பஞ்ச் ப்ரௌனி அப்ப ஹாஃப் மார்க் தான் ஏன்னா ஃபுல்லாக சொல்லல ஆஃப் ஆஃப் மார்க் நான் வந்து ப்ரௌனி சொன்னேன் சாக்லேட் ப்ரௌனி ரோகிணி வந்து சாக்லேட் ஃபஜ்ஜா ஓகே ஆஃப் ஆஃப் மார்க் தான் அப்போ பாருங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சு சாப்பிட்டு வந்துடுறோம் இப்போ வந்து ஃபோர்த் ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணலாமா ரோகி பண்ணுறேன் ಅಷ್ಟೇ ಅರುಗಿ சொல்லமா one two three go vanilla vanilla vanilla almond எனக்கு வந்து ஆல்மண்ட் கிடைக்கல அதனால வெனிலா ஃப்ளேவர் மட்டும்தான் வந்து ரொம்ப நல்லா தெரியுது இதில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் toasted almond with fresh milk no artificial flavour அப்போ வெண்ணிலா இல்லையா வெண்ணிலா வெண்ணிலா இல்லையா இல்லை வெண்ணிலா ஃப்ளேவர் தான் இது வெண்ணிலா ஃப்ளேவர் ஆனால் வந்து டோஸ்டட் ஆல்மண்ட் இது ஃப்ரெஷ் மில்க்னு போட்டிருக்கு நான் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் சொன்னேன் ரோகிணி வந்து கரெக்டாக சொன்னாங்க ஆல்மண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ கூட ஆஃப் ஆஃப் மார்க் தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வெண்ணிலா சொல்லிட்டேன் ரோகிணி வந்து ஆல்மண்ட் சொல்லிடுச்சு உங்களுக்கு எனக்கு ஒன் மார்க் எனக்கு வந்து ஆஃப் மார்க்கு ரோகிணிக்கு வந்து ஒன் மார்க்கு நெக்ஸ்ட் வந்து டேஸ்ட் பண்ணலாம் எங்க ஸ்பூன் காணும் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சீட்டிங் பண்ணிட்டாங்க எனக்கு ஆல்மண்ட் போடாமல் இந்த வாட்டி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் தெரியுமா இருக்கு கண்டுபிடிச்சிட்டியா இருக்கு சொல்லமா சொல்லலாம் one two three go raspberry நான் வந்து ராஸ்பெரின்னு சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் கேக் வந்து அந்த அளவுக்கு தெரியல ஆனால் ரோகினிக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க நான் வந்து எனக்கு சாப்பிடும்போது வந்து ப்ளூபெரி மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகே இது வந்து ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் இது ஆமாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பாயிண்ட் நான் வந்து லூஸ் பண்ணிட்டேன் வந்து ஐஸ்கிரீம் ஓகே டேஸ்ட் ரோகி சாப்பிட்ட உடனே இது வந்து கண்டுபிடிச்சிடலாம் మీరు గీ సెమ స్ట్రాங்காக இருக்கு எனக்கு வந்து இதோட ஸ்மெல் பிடிக்கும் ஆனால் நான் இது வந்து நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஆமாம் ரோகிணிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஓகே கண்டுபிடிச்சாச்சு நீ ரோகி கண்டுபிடிச்சாச்சு one two three go coffee open பண்ணி பார்க்கலாம் காஃபி இது வந்து நல்லா அந்த ஸ்ட்ராங் காஃபி ஸ்மெல் வருது வாயில் வச்ச உடனே உடனே கண்டுபிடிச்சிடலாம் இது ரொம்ப ஈஸி இது ஸோ ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டு பேருக்குமே வந்து ஒன் ஒன் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கு ரோகி தண்ணியாக இருக்கு ஆனால் மெல்ட் ஆயிடுச்சு ஐஸ்கிரீம்லாம் நாங்கள் ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்குள்ளே எல்லாமே வந்து மெல்ட் ஆயிடுச்சு இதுதான் சூப்பராக இருக்குது நாங்கள் வந்து சாப்பிட்டு அப்புறம் வந்து பார்க்குறேன் ஸோ இந்த சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து ஃபைவ் பாயிண்ட்ஸ் நான் வந்து ஃபோர் பாயிண்ட்ஸ் ஸோ இந்த சேலஞ்சில் யார் வின்னர் நான் தான் ஸோ ரோஹிணி தான் <laughs> ரொம்ப சூப்பராக இருந்தது சேலஞ்சு நீங்களாம் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி என்னது கோகனட் கரெக்ட் 1 பாயிண்ட் ஓகே கண்டுபிடிக்கும் கஷ்டம் என்ன ஃப்ளேவர்